வணக்கம் இப்போ நாம் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மே டென்த்து மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு பைக்கால் வந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா fourteen thousand nine sixty point நைன்ட்டியில் பைக்கால் வந்துட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் நைன் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஒரு டென் மினிட்ஸ் பேக் வந்து செல் கால் வந்தபடி க்ளோஸ் ஆச்சு க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஓப்பனிங்கில் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நம்ம இது ஃப்யூச்சரில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்கடுத்து வீடியோவுடைய எண்டில் ஆப்ஷன்லையும் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இப்போ நமக்கு பைக்கால் வந்திருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி நைன்ட்டியில் மார்க்கெட் இப்போ nine sixty seven sixty six இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா fourteen thousand nine ninety eight point thirty காட்டுது செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா fifteen thousand thirty five point seventy காட்டுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணலாம் எப்படி வந்து கால்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இன்றைக்கி மே டென்த் அப்படின்றதுக்காண்டி இது வந்து லைவ் மார்க்கெட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நடந்ததையும் நாங்கள் வந்து காட்டுறோம் ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சுன்னு ஸோ வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயும் இது எப்படி கேண்டில்ஸ் மூவ் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி ப்ரீவியஸும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இது வந்து என்ன மாதிரி மூவ் பண்ணுது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பற்றி பேசிக்கான விஷயம்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் வரும்போது க்ரீன் கலரில் வரும் பைக்காலுக்கு இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பைக்கால் வந்து ஃபஸ்ட் ஆராட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதே இப்போ செல் கால் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வரும் இது அதுக்கும் ப்ரீவியஸ் டே அதுக்கும் ப்ரீவியஸ் டே இல்லை அந்த ஆக்சுவலி அது மார்னிங்கில் வந்தது செல் கால் இது வந்து ஆஃப்டர்நூனாக வந்து பைக்காலாக சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஃபோர்டீன் எயிட் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து ஃபஸ்ட் ஆராட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இதுதான் வந்து ஆக்சுவலி மே செவன்த்துக்கு முன்னாடி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு பைக்கால் வந்தபடி க்ளோசிங் ஆச்சு ஸோ ஃப்ரைடே இப்படி தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு ஸோ நாளைக்கு வந்து டூ கால்ஸ் இல்லாட்டி ஒன் கால் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பனிங்லே கால்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் பை கால் அப்படின்றனால கேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே க்ரீன் கலரில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருக்கும் அந்த இப்போ ப்ரீவியஸ் இது கூட பாருங்கள் செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு கடைசி டென் மினிட்ஸ் பேக் ஸோ அது ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே அன்னைக்கு ஸோ அதனால் அது கேண்டில் வந்து ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பக்கத்திலே உங்களுக்கு கால்ஸும் வந்துடும் பையினா பையின்னு போட்டு என்ன பாயிண்ட்டுன்னு வந்துடும் செல்லுனா செல்லுன்னு போட்டு என்ன பாயிண்ட்டுன்னு வந்துடும் target one and two stop loss so இது வந்து அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு நைன் சிக்ஸ்டீனுக்கே ஓப்பன் ஆனால் ஒரு ஒன் மினிட் கழிச்சே கால்ஸ் வந்துருச்சு கால்ஸ் வந்த ரேஞ்சில் தான் ஃபுல்லாக ட்ரேடிங் போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டக்க காட்டுது fourteen nine ninety eight so எப்பயும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்றது ஒரு ரவுண்ட் ரேஞ்ச் மணி அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு போயிட்டு கூட ரிட்டர்ன் ஆகும் அதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நைன் சிக்ஸ்டியை கூட பை கால் வந்த ரேஞ்சு கூட டச் பண்ணிவிட்டு அங்கே தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நைன் டுவெண்ட்டி ஆகுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸா இது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவாக ரைஸ் ஆகிட்டுருக்கு நைன் எயிட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது டார்கெட்டை அச்சீவ் பண்ணுதா அப்படின்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ fourteen thousand nine ninety range போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து ரீச் அவுட் ஆகுது ஸோ இது வந்து fourteen nine ninety nine fifteen தௌசண்டை தாண்டிடுச்சு ஓகேங்களா ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட் கிட்டக்க வந்துச்சு பட் ஆனால் அப்போ ஃபஸ்ட் ஆரட் கிட்டக்க வந்தது டார்கெட்டை ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணலை ஒரு அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னால மார்க்கெட் அங்கேருந்து ட்ரேடிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்த ரேஞ்சிலே இவ்வளோ நேரம் ட்ரேடிங் போயிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுச்சு இது அதுக்கு ப்ரீவியஸ் டே செல் கால் ஜென்ரேட் ஆனபடி அப்படியே வந்து க்ளோசிங் வந்து நடந்துச்சு இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பைக்கால் ஸோ இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துச்சு ஃபோர்டீன் எயிட் ஃபார்ட்டி செவனில் அது வந்துட்டு ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ப்ரீவியஸாக வந்தது செல் கால் ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் பயிங் ட்ரெண்டாக க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலரில் கேண்டில்ஸ் வரும் என்ன பாயிண்ட்டில் அதை பண்ணலாம் டார்கெட்ஸ் என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் லைவ் கால்ஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை டெய்லி பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா bank Nifty option fourteen thousand five hundred call option இதுவும் ஓப்பனிங்கில் பை கால் இது வந்து பார்த்திங்கன்னா previous day sell call three sixty ஃபைவ்ல வந்துட்டு ஒரு டென் பாயிண்ட் டவுனில் அப்படியே மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஓப்பனிங்லே buy call four thirty one sixty ஃபைவ்ல வந்துச்சு வந்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி எல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆப்ஷன் ஆக்சுவலி நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு ஸோ இது வந்து weekly fourteen thousand five hundred call option so இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டூவில் வந்தது டவுன் சைடு ஒரு டென் பாயிண்ட் இறங்கினாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ரெக்கவரி கொடுத்து நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணப்போ ஃபோர் எயிட்டி எல்லாம் தாண்டுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகும் இது அதுக்கு ப்ரீவியஸ் டே நடந்தது கால் ஆப்ஷன்றனால செல் கால் காட்டுது ஸோ நீங்கள் புட் ஆப்ஷனில் இந்த செல் கால் பார்த்திங்கன்னா பை காலாகவும் உங்களால் எடுத்துக்க முடியும் அதே இதில் பை கால் வரையில் நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் பண்ணுற சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வந்து நிஃப்டி வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணி மூமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துட்ருக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்தே நீங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நீங்களே கால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.